வா நீ பாருங்க நேற்று தடி கையை இதே நம்மளால தூக்க முடியாதுடா நீயே தூக்குடா இது தூக்குனாலே மல்லு ஊத்துதுடா வீச்சு வெச்சு போய் தூக்கு ஓடி போடா அதெல்லாம் இங்கெல்லாம் பீச்சு வச்சிரு இருக்குது இந்த கோமை பிடிச்சி வீட்டுக்கு கழிக்கலாம் இதே கம்மனு ஆ இங்கே பாரு யானைகள் பாருங்க ஆ ஐயோ அது மல்லிட்டு போடு அட தண்டுதுமா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்லையுமே இது இரு ஆ துல்லாத மாடு சரியா இங்கே பாரு அணை பாரு இங்கே பாருங்க நேற்று சனிக்கிழமை முப்பதாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு இது லேண்ட் ஆச்சு அதுங்காட்டி இதுக்கு அடுத்த வருஷம் பர்த்டே கொண்டாட முடியும் ஃபஸ்ட்டு பர்த்டேவை நம்ம வந்து இன்றைக்கி இது கூட ஜாலியாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுக்கு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன் இன்றைக்கி வளர்பிற பௌர்ணமி அன்னைக்கு பேர் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு மூணு பேர் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்